இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் நல்லது செய்கிற எல்லாருமே ஒன்று அடக்கப்படுவான் இல்லை அழிக்கப்படுவான் அப்படி சமீபத்தில் பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து சென்னை எழும்பூர்லேருந்து மதுரைக்கு கிளம்புன சமூக ஆர்வலர் முகிலன் பாதியிலேயே காணாமல் போனார் காணாமல் போன முகிலன் இது வரைக்கும் என்ன ஆனார் எங்கே போனார்ன்ற செய்தி எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில் சமீபத்தில் தி ஹிந்து தமிழ்நாடுகள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு இதில் சிபிசிஐடி முகிலன் உயிரோடு இருக்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னும் அதுக்கான ஆதாரங்கள் சிபிசிஐடி இருக்குது அப்படின்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்க ஒருங்கிணைப்பாளரான முகிலன் பிப்ரவரி பதினாலு சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்துக்கிறாரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தூத்துக்குடியில் நடந்த கலவரத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு இல்லையா அதுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த கலவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா இதில் போலீஸ் அதிகாரிகள் தான் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பல ஆதாரங்களை வெளியிட்டார் இந்த ஆதாரங்களை வெளியிடும் போதே முகிலன் சொல்லியிருந்தார் இதனால என்னோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி நைட்டு சென்னை எறும்பூர்லேருந்து மதுரைக்கு கிளம்புனவர் பத்தரை மணி வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஃபோனில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் பாதி வழியிலேயே காணாமல் போனவர் இது வரைக்கும் என்ன ஆனாருன்னே தெரியல இதுக்கு இடையில அதுக்கு அடுத்த நாளே அங்க சென்னை எழும்பூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயே தமிழ்நாடு மாணவர் அமைப்பும் இளையோர் கட்டமைப்பும் சேர்ந்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க இந்த புகார்ல முகிலன் எங்க போனாருன்னு தெரியல அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை பதிகிறாங்க இந்த வழக்குக்கு அடுத்து பதினெட்டாம் தேதி சுதா ராமலிங்கம் அப்படின்றவங்களும் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு ஆட்கொணர்வு மனுவை கொடுக்குறாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க முகிலன் எங்ககிட்ட திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு விசாரிக்கப்படுது விசாரிக்கப்படுற நேரத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தி அஞ்சு டிஜிபி டி கே ராஜேந்திரன் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்துறாரு சிபிசிஐடிக்கு மாற்றினோடனே சிபிசிஐடி இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் வெளியான தகவலை தான் இந்த தி ஹிந்து தமிழ் சொல்லியிருக்காங்க என்னென்னா முகிலன் உயிரோடு இருக்காரு அப்படின்றது இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி அவர் நெருங்கின நண்பர்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே அந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி போனார் அப்படின்னும் அதுக்கப்புறமா தான் அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னும் இவர் தலைமறைவாக தான் இருக்காரு உயிரோட தான் இருக்காரு அப்படின்னும் செய்தியை சொல்லியிருக்கு இதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரமும் இருக்குது அப்படின்னும் இவர் வடநாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவாக இருக்காரு நிச்சயமாக அவர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம் அதனால அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது ஜூன் செகண்ட் இந்த தி ஹிந்து தமிழ் நாளிதழில் வெளியாகிருக்கு அதனால் முகிலன் வந்து உயிரோட இருக்கார் எப்போ வேணாலும் வந்துட்டு நம்ம முன்னாடி இது வருவார் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சிபிசிஐடி சீக்கிரமாக இந்த வழக்கம் முடிக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு ஆர்வமாகவும் இருக்குது முகிலனை கண்டுபிடிச்சி மக்கள் மத்தியில் நிறுத்தணும் ஏன்னா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்லவங்களையாவது நம்ம தொலைச்சிடாமல் வச்சுக்கணும் முகிலன் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் ஆதரவாக போராடணும் அப்படின்றது எல்லாரோட எண்ணமும் சீக்கிரமாக முகிலன் வருகையை எதிர்பார்த்துருக்கிறோம் என்னையும் சேர்த்து நன்றி